ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள அன்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்று ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு நம்பிக்கை தருகும் ஞாயிறு சென்ற ஞாயிற்றுக்கிழமை மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று நாம் அறிந்தோம் தெரிந்தோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த விண்ணரசு வந்துவிட்டது விண் அரசு விண்ணகத்தில் எவ்வாறு இறைவன் அரசு இருக்க முடியுமோ அது மன்னகத்திலும் இருக்கிறது இருக்கும் வரும் என்ற நம்பிக்கை தருகின்ற வாரம் இது அம்மன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த மூன்று வாசகங்களும் இந்த வழிபாட்டை மிக நேர்த்தியாக நமக்கு வழிநடத்தி தருகிறது இந்த உலகத்திற்கு இவ்வுலகில் இருக்கின்ற மக்களை சாமானிய மக்களை அல்லது தன் மக்களை விடுவிப்பதற்காக தன் மக்களுக்கு தேவையானதை தருவதற்காக தன் மக்களுக்கு தேவையான சொல்வதற்காக மாபெரும் கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாய் இயேசுவாய் உதித்து எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்று சொல்ல வைத்தது அதுதான் அவர் அன்பு அதுதான் அவருடைய மனித குலத்தின் மீது வைத்திருந்த அளப்பரிய நேசம் பாசம் அன்பு அக்கறை எல்லாமே ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே காலகட்டங்களிலே அதே இயேசுவின் செய்திகள் நமக்கு நம்பிக்கை தருகிறது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த உலக சூழ்நிலை யோசித்து பாருங்கள் மிக கடினம் எல்லா நிலைகளிலுமே மிக கடினமாக இருக்கிறது அன்று இருந்த அதே அரசியல் சூழ்நிலை இன்று வேறு விதமாக விஞ்ஞானபூர்வமாக இன்று மனிதனை மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது அன்றிருந்த பொருளாதார சூழ்நிலை இன்றும் தான் ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஒரு சிலர் மட்டுமே தன்வந்தர்களாக பணக்காரர்களாக இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் ஏழைகள் போராடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அரசியல் சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையும் மத சூழ்நிலைகளும் எல்லாமே இன்று மனிதனை நெருக்கி கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரே போராட்டம் தான் எல்லாருமே மனிதனை கவர்ச்சிகரமாக இழுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பாகுபாடுகள் நிறைய வித்தியாசங்கள் நிறைய கொடுமைகள் எல்லா நிலைகளிலும் இருக்கிறது அது மதமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அரசா அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலுமே இன்று இப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் போராடி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே இன்றைய இந்த வாசகங்கள் நமக்கு நம்பிக்கை தருகிறது இயேசுவும் இந்த உலகத்திலே என்னை போல் நம்மை போல் வாழ்ந்து போராடிதான் வெற்றியை பெற்றார் அப்படி லட்சியமே அதுதான் எளிய மனதோர் பேறு பெற்றோர் இன்னைக்கு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எளிய மனது வேணும் ஏழையரின் உள்ளம் வேணும் அதுதான் முக்கியம் எல்லா நிலைகளுக்கும் அது தேவை அது இல்லை ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது அந்த விடுதலை இயேசு தருகிறார் என்று சொல்லுகிறார் அவரை நம்புவோம் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர் லட்சிய பயணங்களில் நாம் பயணம் செய்வோம் அவர் எதிர்பார்க்கிறபடி நாம் வாழணும் அவர் வாழ்ந்ததை போல் நீங்களும் நானும் வாழணும் அவர் ஏழையாக வாழ்ந்தார் எல்லாருக்குமே எல்லாருமாய் எல்லாமுமாய் வாழ்ந்தார் அவர் எல்லாரையும் நேசித்தார் மன்னித்தார் அக்கறை கொண்டார் அன்பு செய்தார் அரவணைத்தார் தேடி சென்றார் தொட்டார் குணப்படுத்தினார் இவ்வாறாக இன்று நீங்களும் நானும் செய்யணும் எளியவர்களாக வாழணும் எந்த போராட்டத்திலும் நம்ம சிக்க தேவையில்லை எதை பற்றி மங்களாய்க்க தேவையில்லை யாரை பற்றி நம்ம வந்து குறை சொல்ல தேவையில்லை இன்று நான் என்னை குறை சொல்லி நான் திருந்த வேண்டும் என் உள்ளத்திற்குள் நான் எளிய மனதவராய் வாழணும் ஏழையரின் உள்ள உள்ளத்தோனாய் நான் வாழணும் இயேசுவை போல் வாழணும் இன்னும் நான் மாற வேண்டும் இயேசுவாக வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு விடுதலை நமக்கு உண்டு எனக்கு உண்டு அப்படிப்பட்ட தனிப்பட்ட தனி மனிதனுடைய விடுதலையைத்தான் இறைவன் தர விரும்புகிறார் என்று நான் மாறணும் இன்று நான் மாற வேண்டும் இயேசுவாக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் விடுதலை தருகின்றதாக எதை பற்றி நாம் அங்கலாய்க்க தேவையில்லை பொருளாதாரத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நாம் கவலைப்பட தேவையில்லை மனம் மாற்றம் பெற்றவனாக எளிய மனதவராக நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அதுவே இயேசுக்கு போதும் அதே கடவுளுக்கு போதும் அதே விண்ணரசுக்கு போதுமானது ஆக இந்த வாரம் நான் இன்று இயேசுவின் செய்திகளை உள்கொண்டவனாக நான் வாழ முயற்சிப்பேன் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக பவுலடிகளாரின் மனமாற்றத்தை நாம் கொண்டாடினோம் இயேசுவை சந்திக்காத அவரோடு வாழ்ந்திராத அவருடைய அப்போ போல் அவரோடு பயணம் செய்திராத அவர் சொல்வதை தானாக கேட்டிராத ஒரு மனிதன் எல்லோரையும் போல கடவுள் மீது அக்கறை கொண்டவர் தான் சட்டத்திட்டங்கள் மேல் மிகவும் அக்கறை கொண்டவர் தான் தப்பறையை போதித்து கொண்டிருக்கிறார்களே என்ற எண்ணத்தோடு புதிதாக கிறிஸ்தவர்களை அவர்கள் எல்லாரும் இந்த கடவுளை சார்ந்தவர்களாக இல்லாமல் அவர்கள் வேற்று கடவுளை வணங்குகிறார்கள் என்ற நம்பிக்கையிலே இவர் அவர்களை கொல்ல தேடிய பொழுது தடுத்தாற் கொல்லப்பட்டார் நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்னார் அந்த கடவுளுக்காக தான் பெரிய மனிதன் படிப்பறிவாளி ஞானி அதிகாரம் கொண்டவர் என்பதை எல்லாவற்றையும் குப்பை என கருதி இயேசுக்காக ஏழையானார் எளிய மனதவரானார் எல்லோரையும் அன்பு செய்ய துடித்தார் துன்பப்படுகளை தேடி தேடி சென்ற நற்செய்தி அறிவித்தார் அதுதான் இயேசுவின் மனநிலை பவுலடிகளாரை போல நான் இன்று நீங்களும் நானும் மாற வேண்டும் எளிய மனதவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இயேசுவின் லட்சிய பாதத்தில் பயணம் செய்கின்றவர்களாக நான் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த வாரத்தினுடைய அழைப்பு இந்த வாரம் முழுவதும் நாம் யோசிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த வாரம் முழுவதும் அப்படி வாழ முயற்சிப்போம் எளிய மனதவராக சமாதானத்தின் தூதுவர்களாக எந்த நிலையிலும் நாம் மற்றதை பற்றி கவலைப்படாமல் கடவுளுடைய அந்த லட்சியத்தை மட்டுமே நான் கண்கொண்டவனாக வாழ துடிக்கின்றவனாக இந்த உலகத்தில் இயேசுவை போன்று வாழ்கின்றவனாக வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம் என் அன்பின் பரலோக தந்தையை அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த வாரம் எனக்கு தருகின்ற இந்த செய்தியை நான் உள்ளார்ந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் ஏழை ஏழையரின் உள்ளவன உள்ளத்தினராக நான் வாழ்வேன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பொதுநல சிந்தனையோடு எல்லோரும் வேண்டும் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு உம்மை போன்று நான் வாழ முயற்சிப்பேன் இயேசுவே உம்மை தேடி மக்கள் வந்தார்கள் உம்மை தேடினார்கள் உம்மை உம்முடைய வார்த்தை கேட்க வாஞ்சையோடு தேடி வந்தார்கள் நீ தொட வேண்டும் என உம்மை நோக்கி அவர்கள் தேடி வந்தார்கள் அதே போல நானும் தேடி வருகிறேன் ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் உம்மை நான் பார்க்க வேண்டும் உமது செய்திகளை நான் கேட்க வேண்டும் உம்மை போல் நான் வாழ வேண்டும் எனக்கு தருகின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் நான் பயன்படுத்தி என் வாழ்வை நான் ஆதாயமாக்கிக் கொள்ள எனக்கு அருள் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே இறைவா உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் ஆமீன் ஆமீன் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக ஆமீன் உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெப தோழமையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசிர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க